மோஸ்ட்லி வந்து இந்த ஒரு டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து க்ரியேஷன் பண்ணுவாங்க ஸோ அதனால தான் வந்து ஷேட்டக் வீடியோவுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்ல குவாலிட்டி அண்டு ரெசல்யூஷன் அண்டு நல்ல ஒரு ரெஃபுலேஷன் அண்டு நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி டவுன்லோட் பண்ணுறது எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்ற டெமோ வீடியோவாக இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் செஞ்சு லாஸ்ட் ட்ரெண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதேமாதிரி இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வீடியோ லாஸ்ட் ட்ரெண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு தெரியும் ஓகேங்களா ஓகே இந்த டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கைன் மாஸ்டர் ஏபிகோட ப்ரீமியம் மோடு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இதில் வந்து உங்களுக்கு வாட்டர் மார்க் எதுவுமே இருக்காது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரெஃபிலேஷன் ரெஃபிலேஷனில் வந்து கிடைக்கும் இந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த லிங்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான லிங்க் வந்து அவைலபிளாக இருக்குது சப்போஸ் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதோட ஹைத்து வித்து எவ்வளோ அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு நாங்கள் ப்ளே பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டோட ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபைட் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஎன்ஜி ஃபார்மெட் ஹார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎன்ஜி ஃபார்மெட்டில் இருக்குது ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் இதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த பிஎன்ஜி ஃபார்மெட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் இதையும் டவுன்லோட் பண்ணுறேன் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா new square size available template அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதோட லிங்க் வந்து கீழே இருக்குது சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதோட எக்ஸ்போர்ட் சைஸ் என்ன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் வந்து பிஎன்ஜி ஃபைலில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்து போனீங்க அப்படின்னா ஹார்ட் வந்து உங்களுக்கு பிஎன்ஜி ஃபைலில் ஜிஃப் ஜிஃப் ஃபைல் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜிஃப் பாருங்கள் இப்படி வாட்ரு மாதிரி இருக்குது பார்டர் வந்து பிஎன்ஜி ஃபைல் இந்த மாதிரி பார்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து இந்த கேட்டஸ்ட்டில் வந்து new square guys available player அப்படின்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பபிள்ஸ் வர மாதிரி வந்து பிளேயர் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது ஸ்கொயர் ஷேப்பில் ஸோ இதோட லிங்க் வந்து கீழே ஹைட்டில் இருக்குது வீடியோ லிங்க்கும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓகே உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் இது வந்து டவுன்லோட் ஆகலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய டெலிகிராம் இது எடிட்டிங் யூஸ் பண்ணுற டெம்ப்ளேட்ஸு பிஎன்ஜி ஃபைலு இமேஜஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்களே பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்பத்தஞ்சு ஃபோட்டோஸ் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோவோட சேர்த்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பிக் கம்யூனிட்டி எடிட்டிங் கேட்டகரியில் இருக்கிற ஒரு டெலிகிராம் சேனல் இது அவே பிளேயர் டெம்ப்ளேட்ஸ் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு பேர் வந்து இந்த டெலிகிராம் சேனலில் வந்து இருக்காங்க ஓகேங்களா ஓகே இந்த டெலிகிராம் சேனல் மூலமாக வந்து நீங்கள் அவைபிளியோட டெம்ப்ளேட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனலில் வந்து ஸ்டேட்டஸ் க்ரியேட்டராக இருந்தீங்க அப்படின்னா இது கொண்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது தேவைப்படும் இல்லை நீங்கள் புதுக்காக ஸ்டேட்டஸ் சேனல் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு டெலிகிராம் சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய எஃபெக்டோட வந்து வீடியோஸ் வந்து டெய்லி அப்லோட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய எஃபெக்ட் வந்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பிளாக் எஃபெக்ட்டு பபிள்ஸ் வர மாதிரி ஸோ இந்த மாதிரி black and white diary effect இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ இந்த சேனலில் ஓகேங்களா ஓகே இந்த ஒரு டெலிகிராம் சேனல்லேருந்து கண்டிப்பாக எடிட்டிங் அண்டு ஷார்டாக கிரியேட்டர் யூடியூப் சேனலுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க எப்படி ஜாயின் பண்ணுறது பார்க்கலாம் வீடியோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவோட டைட்டில் கொடுத்துருப்பேன் ஸோ அது கீழே வந்து டெலிகிராம் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து ஓப்பன் விட்டு வந்து ப்ரௌசர் கேட்கும் நான் வந்து க்ரோம் ப்ரௌசரை வந்து கிளிக் பண்ணிக்கங்க கிளிக் பண்ணிக்கிறேன் வீடியோ வந்து லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் எப்படி ஜாயின் பண்ணுறது தெரியும் இப்போ வந்துட்டு நம்ம டெலகிராம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்களும் உங்களோட டெலகிராம் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ளூ கலரில் ஷோ ஆகும் ஸோ இந்த ப்ளூ கலரில் ஜாயின் நோ அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாலோ அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுறது மூலமாக வந்து நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியும் இப்போ ஜாயின் நோ அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஜாயின் பண்ணேன்னா எந்த டெலிகிராம் சேனலும் அதுக்கு போயிடுது ஸோ உங்களுக்கு அதே மாதிரி தான் அவே பிளேயர் டெம்ப்ளேட் டெலிகிராம் சேனலுக்கு வந்து வந்துடும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா